இப்பொழுது இந்த நீண்ட தொடர் பயணம் எங்கே ஆரம்பிக்கிறது என்றால் சொந்த ஊரில் ஆரம்பித்து சிங்கப்பூரில் முடிக்கப் போகிறேன் கண்டிப்பாக பார்ட் ஒன் பத்தாவது அது வரைக்கும் எனக்கு தெரியும் பார்ட் டூ கன்ஃபார்ம் வரும் ஆனால் பார்ட் த்ரீ வருமானது அடுத்த வீடியோவில் பார்க்கணும் ஓகே இப்போ போகலாமா வீடியோக்குள்ளே இறக்குடா இன்ட்ரோவை Опять пацана посчитать потери Суммы нули погибать на сцене Снова один прогуляюсь без тени Заливай лик, поцелуй на шее Эй, эй, как там бар Правда назад, черный каскад Вижу твой взгляд, стерло горят hello soldier welcome back you channel நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மற்றும் கேட்டுக்கொண்டிருப்பது அதே த்ரீ இடியட்ஸ் கேம் பிளே அதே நான் உங்கள் அதே ட்ரேகோ ஓகே இப்போ வந்து வீடியோ கொள்ள போகலாம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன் சரியாக ஞாபகம் இல்லை எனக்கு அதில் வந்து எல்லா சர்வரில் இருக்கிற லக்கி ராயிலாக ஆமாம் லக்கி ராயில் வந்து எடுத்து காட்டுவேன் அதில் வந்து எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி காட்டலாம் அப்படின்ட்டு போனிச்சு வேறு எது சொந்த ஊரில் ஆரம்பித்து சிங்கப்பூரில் பயணம் அப்படின்னு வச்சுருக்கேன் பார்க்கலாம் லக்கி ராயில் உள்ளே போனால் ஃபஸ்ட்டு எதுலேருந்து ஆரம்பிக்கிறது சுற்றுற சுற்றுலேயே நாலு நாள் காணாமல் போயிடுவோம் போலகுது வந்துருச்சு டைமண்ட் ராயில் ஆரம்பிக்கலாம் okay night bloom styler night bloom styler bundle அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி விட்டு இருந்த லோட்டஸ் பண்டனை அதோட மெயில் வெர்ஷன் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு பேர் வரைக்கும் அதே வச்சுருந்தாங்களாம் இட்ஸ் ஓகே கரீனாக்கு ஏன் இது அப்படி தெரியாத போயிடுச்சு அதாவது lotus lotus bundle lotus blade bundle male ப lotus blade male bundle lotus blade female bundle அப்படி வச்சுக்கலாம் பேர் ஓகே இது வந்து இந்தியன் சர்வர் எல்லாருக்கும் இருக்கிறது தான் ஏன்னா பார்த்துருப்பீங்க எதுவும் போதும் இந்தியன் சர்வரில் இருக்கிறது தான் ஒரு மேஜிக் க்யூப்பு ஒரு fragment cube fragment summer holidays அதுக்கான பண்டல்ஸ் இது அப்புறம் இது ஃபீமேல்து அதாவது கொஞ்சம் போட்டால் கிளாமராக தெரியும் அதனால் போடல ஓகே அடுத்து கோல்ட் ராயில் கோல்ட் ராயில் வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்கான்னா அதே gold royale for warrior bundle சுருக்கிட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ வந்திருக்க gun skin G thirty six single range minus magazine double ray accuracy அடுத்து ஃபேடட் வீல் ஃபேடட் வீலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பண்டல் மற்றும் அதற்கிணையாக ஒரு மெயில் பண்டல் ஒரு ஃபீமேல் பண்டல் இது மெயில் இல்லை ரெண்டுமே போடலாம் போல் இருக்குது ஏன்னா மெயிலுக்கு அப்படின்னு தனிப்பட்ட முறையில் காட்டல எனக்கு தெரிஞ்சு நான் எடுக்கலை நீங்கள் யாரெல்லாம் எடுத்துருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் ஒரு ஃப்ராக்மெண்ட்டு ஒரு M four A one skin ஒரு ட்ரக் ஸ்கின்னு ஒரு லூட் பாக்ஸ் ஒரு டைமண்ட் ராயல் வவுச்சர் அதே M four A one skin அதாவது எஃப்எஃப் டபிள்யூஎஸ்ஆர் அது அதுக்கு மேற்கொண்டு ஒரு ஸ்கேட் போர்ட் ஸ்கின்னு ஒரு பேக் பேக் ஸ்கின்னு அடுத்து ரேம் பேஜ் நாற்பது டைமண்ட் ஒரு ஸ்பின்னுக்கு ஐநூ அஞ்சு ஸ்பின்னுக்கு நூற்றி எண்பது டைமண்ட் இதுக்கு வந்து ஒரு என்ன இது பேர் ஒரு டெசர்ட் ஈகல் ஒரு ஸ்பின்னுக்கு தான் இந்த பின்னு மாதிரி கடித்தா ரெண்டு பின்னு மாதிரி கடித்தா இந்த கார் ஸ்கின்னு மூணுத்துக்கு இந்த எமோட்டு மூணாவது பின்னுக்கு தான் இந்த எமோட்டு நாலாவது பின்னுக்கு இந்த ஒன்ஸ் மாரடி ஃபிஸ்ட் ஸ்கின் அஞ்சாவதுக்கு தான் உங்களுக்கு இந்த மொய்யதுறதே எப்படி பார்த்தாலும் ஒன்றுத்துக்கு ஆயிரம் டைமண்ட் பிடுங்கினாலும் ஐயாயிரம் டைமண்டத்துக்கு கம்மியாக வராது அது தெரிஞ்சு போயிடுச்சு இதில் வந்திருக்கிற ப்ரைஸ் லிஸ்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா சுமார் முஞ்சு குமார் மாதிரியே இருக்குது இது பண்ணி போட்டுக்கிறானுங்க இது ஏய் இது என்ன எம்டெனுக்கு வந்த ஈஓ எம்டெனுக்கு வந்தது தான்றா இது கூட கூட எடுத்து விட்டுருவீங்க பெட்டு பெட் ஃபுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ரெண்டு பண்டல் ஆ ஓகே அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே extra extra is a gun creates அப்புறம் ஒரு ரெண்டு பண்டல் அதாவது எப்படி இது வெஸ்டெல்லாம் ஹைட் பண்ணாது அந்த மாதிரி இருக்கிறது அடுத்து மோகோ ஸ்டோர் மோகோ ஸ்டோர் வந்து பார்த்திங்கன்னா க்ளோவால் இது வந்து குளோவால் அப்படின்லாம் இது வந்து கொஞ்சம் வித்தியா டிஃப்ரெண்ட்டானது இது இது இது இது மறக்காமல் சொல்லி ஆகணும் இது தார் படத்தில் பார்ட் த்ரீலேருந்து சுட்டுட்டுக்கிறாங்க ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் என்னென்னா அந்த ஹெலா அப்படின்னு தாரோட சிஸ்டர் அப்படின்லாம் அந்த தாரோட சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தலையில் முடி இருக்கிறாப்புல அது அப்படியே அப்படி தலையை அப்படியே இப்படி பின்னாடி எத்தனை போனால் கொம்பு மாதிரி ஒன்று எத்தாந்து நீட்டுவான் பின்னாடி அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் காட்டுவாங்க அது வந்து எப்படி சொல்கிறது கில்லர் மோடு ஆக்டிவேட் பண்ண மாதிரி கிட்டத்தட்ட அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அங்கே அப்படின்னு நினைக்கிறேன் பட் சரியாக ஞாபகம் இல்லை எந்த மூவியில் பார்த்தேன்னா ஏதோ ஒரு ஹாலிவுட் மூவியில் தான் சுட்டுட்டுருக்குறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அந்த சேர் மோட்லேருந்து சுட்டுட்டாங்க இதுவும் அதே தான் இது எதுலேருந்து சுட்டாலும் ஆனால் இது ஏதோ பிரேக் டான்ஸர் பண்டல் மாதிரி இது பண்டல்லேருந்து சுட்டு எடுக்கிறாங்க இந்த பண்டல் பார்த்தாலே தெரியலையா அப்புறம் கட்டானா ஸ்கின் எனக்கு எதுக்கு அதெல்லாம் இப்போ சர்வரை பற்றி தான் வந்துடும் கட்டானா ஓகே இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது Brazil server okay Brazil server வந்து விட்டோம் பிரசிலில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது எனக்கு நிஜமாக தெரியாது ஏன்னா இந்த வீடியோ எடுக்கிறப்ப நான் எப்படி இருந்தேன்ற நிலைமையில எனக்கே தெரியல இப்போ வந்து லக்கி ராயிலில் வந்திருக்கோம் லக்கி ராயில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா எங்கே பத்துலேருந்து வரலாம் வெறும் ஒன்பது டைமண்டில் இந்த என்ன ரேம்பேஜ் பண்டல் ஒரு ஸ்பின்னுக்கு அஞ்சு ஸ்பின்னுக்கு முப்பத்தொம்போது டைமண்டு இதுக்கு வந்து ஒரு பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெசர்ட்டிகள் ரெண்டு பின்னுக்கு பேகு மூணாவது பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எமௌண்ட்டு நாலாவது பின்னுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட்டு அஞ்சாவது பின்னுக்கு தான் இந்த பண்டல் அடுத்து பார்த்தீங்கன்னா இஓ யூஎம்பி போயாச் டேலேருந்து எடுத்தது அது இப்போ ரேம்பேஜுக்கு தான் வந்திருக்கு நீங்கள் ரொம்ப லேட்டுண்ணே ஓகே பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க அடைச்சி பார்த்துக்கோங்க இது வந்து அடுத்ததாக வர வேண்டிய பண்டல் ஏய் அப்புறம் அப்படியே இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பேகு இது பெட் ஸ்கின்னு இதெல்லாம் மற்றபடி எல்லாமே கொடுக்குறது தான் இது பர்மனெண்ட் வெக்டரா பெட்டர் கொடுத்த வரைக்கும் என்ன பிரயோஜனம் அடுத்து இங்கு பட்டர் இங்கு பட்டரில் பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுக்கறத விட இதில் மூணு அதிகம் ரெண்டு அதிகமாக இருக்குது ப்ளூ பிரிண்ட்டு ஒரே ஒரு ஸ்டோன் உள்ளே போய் பார்த்தா அதே மூணு அஞ்சு நான் ரெண்டு நாலு ஒன்று மூணு ஒன்று மூணு இதுக்கு இது எடுப்பாங்களா இல்லை இது எடுப்பாங்களா ஆமாம் இது கலர் தானே முக்கியம் மற்றபடி வேறு எதுவும் இல்லைல்ல அடுத்து டைமண்ட் ராயில் டைமண்ட் ராயல் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இன்னமுமே இந்த லோட்டஸ் பிளேடு பண்டல் இருக்குது ஆனால் என்ன பேர் தான் மாறி இருக்குது நம்ம சர்வரில் இதுதான் பட் இதில் வந்து கான்சியன்ட்டோ அப்படின்னு முடியுது லாஸ்ட்டாக லோட்டஸ் முடியுது டா லோட்டஸ் சென்டரில் சிக்ஜியோடோரா டோரா அது பேர் தெரில அடுத்ததாக நம்மள்கிட்டருந்து எடுத்த மோசோ பண்டல் மோசோ பண்டல் இங்கே வந்து இன்னமும் இருக்குது ஆக்சுவலாக இங்கே தான் இருக்குது ஒரு சில சர்வரில் தான் அடுத்து நம்மளதில் விட்டிருந்த அதே சிஜே சிஜி தேர்ட்டி சிக்ஸ் இது ஜி தேர்ட்டி சிக்ஸ் ஆமாம் ஜி தேர்ட்டி சிக்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஒரு M one eight seven three gun skin இது வந்து நார்மல் டீம் கன்ஸ்கின் மாதிரி தான் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லெஜண்டரி அப்படின்னு எல்லாம் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா பாம் மற்றும் இந்த பைரட் பாம் எலக்ட் பாஸில் வந்தது இது எதில் இருக்குது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் ரேர் கடையெல்லாம் இதெல்லாம் என்கிட்ட கிடையவே கிடையாது கிட்டத்தட்ட ஐயோ வந்து ஃப்ரீ லாகின் ரிவார்டில் கொடுத்தது ஞாபகம் இருக்குது அது வந்து ஒரு பாட்டாக பாடினாங்க ஓகே இதோட முடிஞ்சிருச்சு பார்ட்டு வீடியோவில் நாம் சந்திப்போம் அதற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால் லைக் என்ற ஒரு பட்டன் இருக்கும் அதை அழுத்திவிட்டு அதனுடன் சேர்த்து மேலும் ஒரு சப்ஸ்கிரைப் என்ற சிகப்பு நிற பொத்தானை அழுத்திவிட்டு அத்துடன் சேர்த்து தாங்கள் தங்களது நண்பர்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் ஷேர் செய்துவிட்டு காத்திருக்கவும் கண்டிப்பாக பதில் கிடைக்கும் தேங்க்யூ சோல்ஜர்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவிலே நாம் சந்திப்போம் பாய் டாட்டா சி யூ பாய் சோல்ஜர்ஸ்